Thank you. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் ஃபீல் பண்ண முடியுது ஸோ அந்த எளிமை அந்த க்ரெடிபிலிட்டி அப்புறம் இருக்கிற கூட இருக்கிற எல்லாமே சேர்த்து எப்பயுமே வந்து நமக்கு வந்து அந்த ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ஏதாவது சொல்லும்போது அது எப்படி அந்த க்ரெடிபிலிட்டி தான் நம்மளை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணும் நம்ப வைக்காது இங்கே நம்புறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம கையில் இருக்குது சொன்னது வந்து கிளாரிட்டி ரொம்ப கிளியராக இருக்குது ஸோ எதையுமே வந்து சில இடத்துல சொல்லுவாங்க அது கரெக்ட் இல்லை இது சரியில்லைன்னு இல்லை எதுவும் இல்லை எது நமக்கு தேவையோ அகம் புறம்ன்றது கிளியர் பண்ணி அதுலேயும் அந்த டாபிக் இல்லை தியானங்கள் அது இது இல்லை நீங்கள் இதோடு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்றது சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த அந்த ஒரு ஹைனஸ் ஓகே எதையுமே குறை சொல்லாமல் சொல்லும்போது அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறமா இந்த டீம் எஸ்பெஷலி இந்த சரவண ஐயா அந்த அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்களோட சப்போர்ட்டில் இதெல்லாம் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு நன்றி